அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆப்பிள் சிடர் வினிகரை உபயோகப்படுத்தி உடல் எடையை குறைக்க ஒரு சில டிப்ஸ்களை வழங்குகிறது ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு சிறந்த ஃபேட் பர்னர் ஆகும் இது நமது பசியை குறைக்கிறது மற்றும் உடலில் உள்ள கொழுப்பு கரையவும் கொழுப்பு படிவதையும் குறைக்கிறது இதனால் நமது உடல் எடையும் குறையும் மற்றும் இது பலவித நோய்களையும் குறைக்கிறது அவை டயபெட்டிஸ் பிசிஓடி கொலஸ்ட்ரால் முதலியவை ஆகும் ஆப்பிள் சிடர் வினிகர் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடும் வினிகர் ஈகோலை e. உள்ளிட்ட உணவு நச்சை ஏற்படுத்தும் பாக்டீரியாவை எதிர்த்து போராடுகிறது அப்பிள் சிடர் வினிகரை எப்படி பயன்படுத்த வேண்டும் முதல் செயல்முறை மிகவும் எளிதாக நீரில் கலந்து குடிக்கலாம் உடல் எடையை குறைக்க தினமும் ஒன்று அல்லது இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அதாவது பதினஞ்சு முதல் முப்பது மில்லி அளவு ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு கப் அளவு நீரில் கலந்து குடிக்கலாம் இதை தண்ணீரில் கலந்து குடிப்பது மிகவும் முக்கியம் இல்லையென்றால் வாய் மற்றும் குடலில் புண்கள் ஏற்படும் அதேபோல் ஒரு நேரம் பதினஞ்சு மில்லிகிராம் அளவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை தொடங்கும் போது அஞ்சு மில்லிகிராம் அளவு முதல் ஆரம்பிப்பது நல்லது இரண்டாவது செயல்முறை ஆப்பிள் சிடர் வினிகரை ஆலிவ் எண்ணெயும் சேர்த்து கலந்து ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் போல பயன்படுத்தலாம் கீரைகள் வெள்ளரி கேரட் முட்டைக்கோசு மற்றும் தக்காளி முதலிய காய்கறிகளுடன் கலந்த சாலடுடன் இதை உபயோகப்படுத்தினால் மிகவும் சுவையாக இருக்கும் ஆப்பிள் சிடர் வினிகரை அளவோடு சரியான முறையிலும் பயன்படுத்தினால் உடல் எடையை குறைப்பதும் அல்லாமல் பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன் மேலும் எங்களது வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யவும்